அன்பே தெய்வம் நண்பர்களே நீங்களும் ஞானியாகலாம் ஒரே வினாடியில் ஞானியாவது எப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஸ்ரீ பகவத்தை என்ன சொல்றாருன்னா ஞானி ஆகிறதுக்கு ஒரு வினாடி போதுங்கிறார் ஆனா அந்த ஒரு வினாடி புரிஞ்சுக்கிறது தான் விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன தெரிஞ்சா மைண்ட் அப்படியே ஆஃப் ஆகும் ஜாலியாகும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய பிரவாகம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நண்பர்கள் இந்த டென்ஷன் கோபம் பயம் கவலை பஞ்சம் கடுப்பு வேதனைன்னு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கீங்கல்ல மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது மருந்து வேண்டாம் மாத்திரை வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் சிம்பிள் ஐடியா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ஸ்ரீ பகவத்தையா சொல்றதை செய்யுங்க ஒரு வினாடியில் ஞானியாகி விடுவீர்கள் ஆச்சரியமா